LibreOffice Base குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு இந்த tutorialலில் நாம் கற்பது LibreOffice Base என்றால் என்ன Base பயன்படுத்த முன் தேவைகள் என்ன பேஸால் என்ன செய்யலாம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இன் அடிப்படைகள் புதிய டேட்டாபேஸ் உருவாக்குதல் ஒரு டேபிளை ஐ உருவாக்குதல் LibreOffice Base என்பது LibreOffice Suite இன் டேட்டாபேஸ் ஃப்ரண்ட் எண்ட் பேஸ் என்பது மைக்ரோசாஃப்ட் க்கு ஒப்பானது பேஸ் பயன்படுத்தவும் விநியோகிக்கவும் விலையில்லாத திறந்த மென்பொருள் பேஸ் ஐ பயன்படுத்த முன் தேவைகளை காணலாம் அடுத்து வருவன மைக்ரோசாஃப்ட் விண்டோஸுக்கான கணினி தேவைகள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2000 சர்வீஸ் பேக் 4 அல்லது மேலும் எக்ஸ்பி விஸ்டா அல்லது Windows 7 Pentium compatible PC 1.5 GB வரை வன்வட்டு இடம் Ubuntu Linux க்கான கணினி தேவைகள் இவை Linux kernel பதிப்பு 2.6.18 அல்லது மேலும் Pentium compatible PC Windows Linux இரண்டுக்குமே நிறுவலுக்கு 256 MB RAM தேவை பரிந்துரைப்பது 512 MB RAM கணினி தேவைகள் குறித்த முழு விவரங்களுக்கு இந்த இணையதளத்திற்கு செல்லவும் நீங்கள் ஜாவா Runtime Environment ஐயும் நிறுவ வேண்டும் இதை கீழ்காணும் தொடுப்பில் இருந்து டவுன்லோட் செய்யலாம் நடுவில் உள்ள சிவப்பு ஃப்ரீ ஜாவா டவுன்லோட் என்று சொல்லும் பட்டனை சொடுக்கவும் ஃபைல் டவுன்லோட் ஆனதும் இதை இரட்டை சொடுக்கு சொடுக்கி நிறுவல் வழிகாட்டலை அனுசரிக்கவும் LibreOffice பேஸ் நிறுவலை இப்போது காணலாம் நீங்கள் LibreOffice சூட் ஐ முழு நிறுவல் தேர்வுடன் நிறுவி இருந்தால் லிப்ரியாஃபிஸ் பேஸ் ஐ திரையில் இடது கீழ் மூலையில் உள்ள ஸ்டார்ட் மெனுவை அழுத்தி அணுகலாம் ஆல் புரோகிராம்ஸ் ல் சொடுக்கி பின் லிப்ரியாஃபிஸ் சூட் ல் சொடுக்கவும் LibreOffice சூட்டை இன்னும் நிறுவவில்லை எனில் பேஸ் ஐ அதிகாரப்பூர்வ வலைத்தளமான libreoffice.org க்கு சென்று டவுன்லோட் லிப்ரியாஃபிஸ் என்னும் பச்சை பொத்தானை சொடுக்கி நிறுவலாம் விவரமான நிறுவல் வழிகாட்டி LibreOffice சூட் இன் துவக்க டியூட்டோரியலில் உள்ளது பேஸ் ஐ நிறுவ நிறுவலின் போது காம்ப்ளீட் என்னும் தேர்வை செய்ய மறக்காதீர் சரி அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் லிப்ரியாஃபிஸ் பேஸ் ஐ கொண்டு என்ன செய்யலாம் பேஸ் ஐ கொண்டு நீங்கள் டேட்டா வை ஒழுங்கு செய்து சேமிக்கலாம் டேட்டா வை உள்ளீடு செய்யலாம் டேட்டா வை மூலம் காணலாம் குரி களால் தகவலை பெறலாம் அழகான அச்சிட தயாரான ரிப்போர்ட் களை உருவாக்கலாம் பேஸ் நீங்கள் டேட்டாபேஸ் களை மேலாள உதவுகிறது டேட்டாபேஸ் என்பது ஒரு கொத்து டேட்டா ஃபார்ம்ஸ் குவரிஸ் மற்றும் ரிப்போர்ட் களை கொண்டது உதாரணமாக பேஸ் ஐ கொண்டு கஸ்டமர் டேட்டாபேஸ் களை மேலாளலாம் விற்பனை ஆர்டர்கள் மற்றும் இன்வாய்ஸ் களை கண்காணிக்கலாம் மாணவர்களின் கிரேட் டேட்டாபேஸ் களை பராமரிக்கலாம் ஒரு நூலக டேட்டாபேஸ் ஐ உருவாக்கலாம் இப்போது சில டேட்டாபேஸ்களின் அடிப்படைகளை காண்போம் ஒரு டேட்டாபேஸில் டேட்டா சேமிக்கப்பட்டு டேபிள்களாக இருக்கிறது டேபிள்களில் டேட்டா தனித்தனியாக வரிகள் columnகளில் சேமிக்கப்படும் எங்கு டேபிள்கள் columnகளில் ஒன்றுக்கொன்று உறவு வைத்துள்ளதோ அத்தகைய டேட்டாபேஸ் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் எனப்படும் ஒரு நூலகத்துக்கான எளிய டேட்டாபேஸ் ஐ காணலாம் புத்தகங்களின் தொகுப்பே நூலகம் நூலக உறுப்பினர்களுக்கு புக்ஸ் தரப்படும் ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு ஆசிரியர் வெளியீட்டாளர் வெளியிட்ட வருடம் மற்றும் விலை உண்டு இவை கேரக்டரிஸ்டிக் அல்லது அட்ரிபியூட்ஸ் எனப்படும் ஒரு நூலக உறுப்பினருக்கு பெயர், தொலைபேசி எண், முகவரி ஆகியன உண்டு. நூலகம் அதன் உறுப்பினர்களுக்கு மட்டுமே புத்தகங்களை தருகிறது. இப்போது எப்படி இந்த டேட்டாவை வரிகள், காலம்களாக தனித்தனி டேபிள்களாக சேமிக்க முடியும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு புத்தகத்தின் தகவலும் ஒரு புக்ஸ் டேபிளில் அதன் attributes காலம்களாக சேமிக்கப்படலாம் book title author publisher year of publication மற்றும் பிரைஸ் ஒவ்வொரு புத்தகத்தையும் யுனிக்காக அடையாளம் காண ஒரு புக் இட் கோலம்ன் ஐ சேர்க்கலாம் இப்படியாக ஒரே தலைப்பில் இரண்டு புக்ஸ் இருக்க முடியும் அதே போல ஒரு உறுப்பினர்கள் டேபிள் யில் நேம் போன் போன்ற கோலம்ன் கள் இருக்கலாம் மேலும் unique ஆக மெம்பர் இட் கோலம்ன் உறுப்பினரை தனியாக அடையாளம் காண மூன்றாவதாக புக்ஸ் இஷ்யூட் டேபிள் மூலம் உறுப்பினர்களுக்கு கொடுத்த புத்தகத்தை பின்தொடரலாம் இந்த டேபிள் தரப்பட்ட புத்தகம் உறுப்பினர் கொடுத்த தேதி திருப்ப வேண்டிய தேதி உண்மையில் திருப்பிய தேதி வரவு வைக்கப்பட்டதா இல்லையா ஆகியவற்றை பின்தொடரலாம் இந்த டேபிள்களுக்கு இடையே டேட்டாவை ஒன்றிணைத்து தொடர்பு ஏற்படுத்தலாம் இது ரிலேஷனல் databases ஐ மேலாள உதவுகிறது ரிலேஷனல் databases குறித்து மேம்பட்ட விவரங்களுக்கு எம் மற்ற டியூட்டோரியல்களை இங்கு சென்று பாருங்கள் சரி நாம் லைப்ரரி என பெயரிட்ட நமது முதல் பேஸ் டேட்டாபேஸ் ஐ உருவாக்கலாம் புதிய டேட்டாபேஸ் ஐ உருவாக்க பேஸ் புரோகிராம் ஐ துவக்குவோம் பின் திரையின் கீழ் இடது மூலையில் உள்ள ஸ்டார்ட் மேனு ஐ சொடுக்கவும் பின் ஆல் புரோகிராம்ஸ் பின் லிப்ரியாஃபிஸ் சூட் கடைசியாக லிப்ரியாஃபிஸ் பேஸ் டேட்டாபேஸ் வழிகாட்டி பாப்பப் விண்டோ ஆக தோன்றுகிறது புதிய டேட்டாபேஸ் ஐ உருவாக்க நெக்ஸ்ட் பட்டன் ஐ சொடுக்கவும் அடுத்து வரும் விண்டோ வில் பினிஷ் பட்டன் ஐ சொடுக்கவும் இது சேவ் ஏஎஸ் விண்டோ ஐ காட்டுகிறது நாம் ஒரு லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ கட்டுமானம் செய்வதால் லைப்ரரி என பைல் நேம் டெக்ஸ்ட் பெட்டியில் எழுதுவோம் பின் சேவ் பட்டன் மீது சொடுக்கவும் இப்போது துவக்கியாயிற்று அடுத்து டேட்டாவை சேமிக்க டேபிள் களை உருவாக்குவோம் புதிய டேபிள் ஐ உருவாக்க இடது பக்கம் உள்ள டேட்டாபேஸ் பட்டியலில் டேபிள்ஸ் சின்னத்தை சொடுக்கவும் வலது பலகத்தில் டாஸ்க் லிஸ்ட் இல் கிரியேட் டேபிள் இன் டிசைன் வியூ மீது சொடுக்க இன்னொரு விண்டோ திறக்கிறது இங்கு புக் id என முதல் காலமில் பீல்ட் நேம் கீழ் எழுதவும் Tab விசையை தட்டி பீல்ட் டைப் காலமுக்கு செல்லவும் புக் id ஒவ்வொரு புத்தகத்துக்கும் வித்தியாசமாக இருக்குமாகையால் கீழிறங்கும் பட்டியலில் பீல்ட் type ஐ இன்டிஜர் என தேர்ந்தெடுக்கவும் கீழே உள்ள தொகுதியில் பீல்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்றவும் ஆட்டோ வால்யூ வை நோ இலிருந்து யெஸ் க்கு மாற்றுக இந்த பீல்ட் இப்போது ஒவ்வொரு புத்தகத்தையும் யுனிக் ஆக காணும் அதாவது இந்த பீல்ட் இல் இருப்பவை பிரைமரி விசை எனப்படும் புக் இட் புலத்தின் இடது பக்கம் மஞ்சள் குறி இருப்பதை காணுங்கள் இப்போது பீல்ட் களின் பெயர்களுக்கு பீல்ட் டைப்ஸ் தேர்ந்தெடுப்பது பற்றி காணலாம் field types text integer numeric decimal அல்லது டேட் என இருக்கலாம் டெக்ஸ்டை பயன்படுத்துவது பொது தகவல் உள்ள புலங்களில் உதாரணமாக பெயர் தலைப்பு முகவரி இன்டிஜர் நியூமெரிக் டெசிமல் ஆகியவற்றை எண்கள் மட்டும் உள்ள புலங்களில் பயன்படுத்தலாம் உதாரணமாக numeric ஐ விலை குறித்த தகவலுக்கும் integer ஐ வருடங்களுக்கும் பயன்படுத்தலாம் மற்ற field களை இப்போது உருவாக்கலாம் டைட்டில் field type text author field type text published year field type integer publisher Field type text Price Field type numeric Length ஐ 5 எனவும் டெசிமல் places 2 எனவும் மாற்றவும் பார்மேட் எக்ஸாம்பிள் button ஐ சொடுக்கவும் இது பீல்ட் பார்மேட் விண்டோ வை திறக்கும் கரன்சி ஐ கேட்கரி பட்டியலிலும் INR ஐ ஃபார்மேட் பட்டியலிலும் தேர்க டெசிமல் பிளேஸ் க்கு Rs1234.00 என கொடுக்க இரண்டு இடங்களாகும் மொத்த நீளம் 5 என்பது டெசிமல் பிளேஸ் உடன் சேர்த்து என்பதை கவனிக்கவும் ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும் இப்போது புக்ஸ் டேபிள் க்கு எல்லா கோலம்ன் களையும் உருவாக்கிவிட்டோம் டேபிள் ஐ சேமிக்கலாம் பைல் மேனு வில் சேவ் சின்னத்தை சொடுக்கவும் டேபிள் நேம் டெக்ஸ்ட் பெட்டியில் புக்ஸ் என டைப் செய்யலாம் டேட்டாபேஸ் லைப்ரரி சேமிக்கப்பட்ட அதே இடத்தில் இது சேமிக்கப்படுவதை காணலாம் ஏனெனில் டேபிள் கள் தரவுத்தளத்தின் பகுதியாகும் OK பட்டனை சொடுக்கவும் அடுத்த tutorialல் புக்ஸ் டேபிள் டேட்டாவை டேட்டா வை சேர்ப்போம் மேலும் மெம்பர்ஸ் மற்றும் புக்ஸ் இஷ்யூட் டேபிள் களை உருவாக்கலாம் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது சுருக்கமாக சொல்ல வருவனவற்றை கற்றோம் லிப்ரியாஃபிஸ் பேஸ் என்றால் என்ன பேஸ் ஐ பயன்படுத்த முன் தேவைகள் நீங்கள் பேஸ் ஆல் என்ன செய்யலாம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அடிப்படைகள் புதிய டேட்டாபேஸ் உருவாக்குதல் ஒரு டேபிள் ஐ உருவாக்குதல் அடுத்து இந்த டியூட்டோரியல் தொடரில் பார்க்க இருப்பது டேபிள்கள் மற்றும் தொடர்புகள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இந்த திட்டம் spoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு spoken tutorialorg இன்ட்ரோ தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி